ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் விஹர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செக்குடு பேட்டர்னில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஃபைவ் ஒன் செவன் சாரியுடைய number five one seven body of saree pink colour பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடியில் வரக்கூடிய அந்த செக்குடு பார்த்துட்டிங்கன்னா அது சில்க் த்ரெட்டிலேயே தாங்க இருக்குது அதுக்கு இடையில வரக்கூடிய புட்டா தான் வந்து ஜரியில் இருக்குங்க சில்வர் அண்டு காப்பர் இந்த ரெண்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் வருதுங்க பீகாக் டிசைனில் வருதுங்க புட்டா சின்ன சின்னதாக ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸ்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த பாடியில் வரக்கூடிய அந்த லைன் வரும் ஸோ அது ப்ளூ கலரில் தான் அந்த பாடியில் லைன் வர்றதுனால உங்களுக்கு ப்ளவுஸும் ப்ளூங்கிறதுனால அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டாதுங்க saree number five one eight body of saree blue colour teal blue மாதிரி இருக்குங்க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 ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூலையும் பாடி ஆஃப் சாரி பேஸ் கலர்லேயும் வருதுங்க சாரியுடைய நம்பர் ஃபைவ் ஒன் நைன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்குடு பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீ தான் சிலது ஸ்மால் செக்குடு வரும் சிலது பெரிய செக்குடு வரும் சிலது அந்த செக்குடு வந்து அந்தளவுக்கு விசிபிளாக இல்லாத மாதிரி தெரியுங்க ரொம்ப வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த செக்குடு தெரிகிற மாதிரி கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குங்க எந்த ஒரு சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே அது seven thousand rupees with free ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்கும் சாரீ நம்பர் ஃபைவ் டூ ஜீரோங்க பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு இது பிங்க் அண்ட் ஆரஞ்சு மிக்சிங்கில் இருக்குது கொஞ்சம் ஆரஞ்சு டாமினேஷன் அதிகமாக இருக்குங்க சேரீயில் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ பாடியில் வரக்கூடிய புட்டா இதுலேயும் அதே மாதிரி தாங்க திலகம் ஷேப்பில் உங்களுக்கு கோல்டு அண்டு காப்பர் இந்த ரெண்டு டெஸ்டடு சரியில் வருதுங்க next saree saree number five twenty one பல்லுவன் ப்ளவுஸ் வயலட் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி பேஸ்டல் ஷேடில் வருதுங்க பேஸ்டல் க்ரீன் மாதிரி வருது ஸோ இதில் காப்பர் அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க பல்லுவோருக்கும் உங்களுக்கு அப்படி தான் வரும் இந்த சாரீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பருக்கு சாரீ கோடோட மெசேஜ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் அந்த சாரீ உங்களுக்கு புக் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை பண்ணலாங்க அது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனாக இருந்ததுனாலும் சரி இல்லை கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தாலும் சரி இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ணுங்கள் saree number five twenty two body of saree green பல்லுவன் ப்ளவுஸ் ரெட்டுங்க இந்த ரெட்டோட என்ன இருக்குன்னா பிங்க் மிக்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ப்ளைனாக வராதுங்க எப்படி நான் சொல்கிறதுனா அந்த லைன்ஸ் உங்களுக்கு லைட்டாக தெரியும் பாடியில் வரக்கூடிய லைனும் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லேயுமே தெரியும் பாடி ஆஃப் சாரீ நல்லா பிரைட் க்ரீனாகவே இருக்குங்க next saree saree number five twenty three நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா செக்குடு பேட்டர்ன்லேயே டிஃப்ரெண்ட் சைஸ் பார்ப்பீங்க அண்டு மைல்டு செக்குடும் பார்ப்பீங்க ஸோ இது வந்து அந்த மாதிரி கேட்டகரி தாங்க செக்குடு வந்து மைல்டாக இருக்கும் ரொம்ப வந்து விசிபிளாக இல்லாமல் மைல்டாக இருக்கக்கூடியது பலூன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இங்கு ப்ளூ அண்டு ராணி பிங்க் மிக்ஸாக இருக்குது ஸோ அந்த ரெண்டு மிக்சிங் டோன் எப்படி தெரியும்னா வயலட் டோனாக தெரியும் body of saree pinkish orange பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரியிலுமே வருதுங்க செக்குடு வருதுங்க மைல்டாக இருக்கும் saree number five twenty four பல்லுவன் blouse navy blue body of saree dark mustard எல்லோங்க கோல்ட் அண்டு காப்பர் இந்த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 and blouse grey. இதில் கோல்டு அண்டு காப்பர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க ஸோ இந்த சரியில் பார்த்துட்டிங்கன்னா பாடி ஆஃப் சாரி பாருங்கள் டாப்லேயும் பாட்டம்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது கிரே கலர் அப்படிங்கிறதுனால ரொம்ப அது டிஃப்ரெண்ட்டாக தெரியாதுங்க கான்ட்ராஸ்ட்டாக தெரியாது மைல்டாக தான் கான்ட்ராஸ்ட் மாதிரி வரும் பட் ஆனால் டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ராஸ்ட்டாக வருதுங்க டாப்பை விட உங்களுக்கு பாட்டமில் நேர்லி எட்டு இன்ச்சஸ்க்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக தான் வரும் பார்டரு ஆனால் லைட் கான்ட்ராஸ்ட் ஸோ ரொம்ப நல்லா நம்ம உன்னிப் உன்னிப்பாக பார்த்தா மட்டும்தான் அது தெரியும் மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த கான்ட்ராஸ்ட் வந்து விசிபிளாக இருக்காதுங்க saree number five twenty seven body of saree dark green colour பல்லுவன் blouse beige colour gold and silver இந்த ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஏதாவது சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இமீடியட்டாக வாட்ஸ்அப் புக்கிங் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த சாரீ புக் ஆகுங்க சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக்குடுங்கிற ரிப்ளை வரும் அப்படி இல்லைனா பேமெண்ட்டே வந்திருந்ததுன்னா சோல்டுங்கிற ரிப்ளை வருங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் இந்த சில்க் மார்க் டேக் வந்துடுதுங்க இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் நம்ம வரணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்